इधर है इधर है Yeah. <laughs> படைப்போம் நல்லா பத்து வீடு வேணும் அந்த வியாபாரம் அவருக்கு நோடு ஒரு கேட்டிருக்கேன் ಬಾಯಿ ತರ್ತದೆ ಲೂಸಿ ತರ್ತದೆ